கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் இதை வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இருக்குது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிச்சுக்கேன் என்ன வச்சுருக்கா இந்த மாதிரி சுற்றி அப்படியே பண்ணிவிடுங்க நாலு காலத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நூல் நூலாக நூல் நூலாக சூப்பராக இருக்குது பண்ணேன் ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பரோட்டா சேர்க்குறோம் பரோட்டா வித்து நல்லி எலும்பு கிரேவி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ மைதா எடுத்துங்க ஆல் பர்பஸ் ஃபுல்லாக பெயின் ஃபுல்லாக எடுத்துங்க ரெண்டு முட்டை முட்டை பிடிக்காதவங்க முட்டைக்கு பதிலாக பால் ஊற்றிங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் விட்டு கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிங்க பிசைஞ்சிங்க பிசைஞ்சி ஒரு ஒன் ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் மாவு நல்லா சாஃப்டாகிடும் பரோட்டா ஈஸியாக செய்யலாம் எண்ணெய் விட்டுங்க நல்லா ரெண்டு கையில் நல்லா பிசைஞ்சி விடுங்க மாவை இந்த அளவுக்கு தான் மாவு பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உப்பி வரும் இந்த பதம் தான் இது என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வைக்க போகிறோம் இது மேலே எண்ணெய் விட்டுங்க ஒன் ஹவர் வெளியே ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறதுனால ட்ரை ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுங்க ஆயில் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒரு கிலோ நல்லி வாங்கியிருக்கேன் இதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கிலோ அளவுக்கு மட்டனும் இருக்குது இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறோம் நம்ம நல்லி மட்டன் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வேக விட போகிறோம் இது ஒரு half an hour forty five minutes ஆகும் வேகிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ரெண்டு கிலோ நல்லி நல்லி எடுத்துங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க இது வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் லீஃப் ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜிஞ்சகாலி பேஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிங்க ஒரு ஸ்பூன் க டர்மரிங் பவுடர் சேர்த்துங்க கூடவே காடமன் ஒரு அஞ்சு காடமன் கிளாவ் ஒரு நாலு ஒரு ஸ்டார் நச்சு ஒன்று ஒரு சின்னமேன் ஒரு ரெண்டு பட்டை எடுத்துங்க எடுத்துகிட்டு ஒரு டொமேட்டோ ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ரெண்டு ஆட் பண்ணிங்க இது வேவத்துக்கு மட்டன் வேவத்துக்கு இந்த நல்லி வேவத்துக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு தண்ணி விட்டுப்போம் ஸோ அந்த தண்ணியிலே வேகட்டும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா பரோட்டாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் லிக்விடாகவே செஞ்சுக்கலாம் டைட் கிரேவி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது நல்ல ஹை ஃப்ளேமில் கொக்காது பாருங்கள் ஒரு கரெக்டாக பற்றி விட்டுட்டு கீழே இதெல்லாம் மேலே ஆக்கிட்டு மேலே இதெல்லாம் கீழே ஆக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் தண்ணி இந்த தண்ணியே போதுமான அளவுக்கு போதும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல ஸோ அடுப்பை ஸ்லோவாக போகிறேன் ரொம்ப லோ லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் மட்டன் குக் ஆகிடும் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற வச்சு அந்த எண்ணெய்லாம் வந்து அடியில் போய் தங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக எடுத்து எனக்கு விசிற தெரியாது என்ன பண்ண போகிறேன் சப்பாத்தி உருட்டுற கட்டையால் நம்ம ஒட்டிப்போம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு எலாஸ்டாக இருக்குன்னு சிம்மில் வச்சுக்கோங்க பயப்படே தேவையில்ல இது பாருங்க வச்சு இழுத்திங்கனாலே அது பண்ண அப்படியே எல்லாம் செட்டியாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா எல்லா பக்கமும் தின்ன எல்லாம் பண்ணிங்க இது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரவுண்ட் அன்ஷேப்பாக போகுது அதுக்கு பற்றி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க என்ன பண்ணுங்கள் ஒரு கார்னரில் எடுத்து லைட்டாக விட்டு விடுங்க எல்லா அது பாருங்கள் அதுமாரி இந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் எல்லா பக்கமும் அதுமாரி லைட்டாக எல்லாஸ் பண்ணிவிடுங்க என்ன ஆகும் இந்த உருட்டி இருக்குங்க இல்லையா இந்த பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னாக மெல்லிசாகிடும் பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் அடியில் ஸோ அடியில் இருக்கிற டைல்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் அவ்வளோதான் லைட்டாக எண்ணெய் விட்டுங்க இதை ஒரு கார்னர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டு வாரத்தை சுட்டிங்க இந்த மாதிரி சுருட்டிங்க சுருட்டிட்டு இந்த டைல் வந்து உள்ளே அழுத்தி விட்ருங்க அவ்வளோதான் இது வந்து கையை போட்டுருங்க இது என்ன ஆகணும்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இதை மாதிரி வச்சு ஊறணும் இது வந்து அப்போ தான் வந்து அந்த லேயர் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒட்டியாச்சு பரோட்டா ரெடி பண்ணியாச்சு இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊறணும் அதுக்குள்ளே வாங்க நம்ம நல்லி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கிரேவி நல்லா திக்காகிடுச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா திக்கிடுச்சு மட்டன் எப்படி வந்துட்டு பார்ப்போம் பாருங்க சூடாக இருக்குது ஆனால் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க இதை மாதிரி வேகணும் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் ஜீரகம் பெப்பரு இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனுக்கு அரைச்சி ஆட் பண்ணிங்க ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிங்க கேபரா வட்டம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிங்க இது வந்து ஒரு அரமாக தான் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் ரெண்டு தவா வச்சுட்டேன் ரெண்டு அடுப்பும் கொஞ்சம் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு தவாலையும் குக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரோட்டாவை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுக்குங்க ஃபிங்கரில் பரோட்டாவை இந்த மாதிரி சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் எண்ணெய் வச்சுங்க லைட்டாக இந்த மாதிரி சுற்றியும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த நாலு வரலால் தான் செய்யணும் அது வரலாம் ரெண்டு காயில் இப்படி செய்யலாம் இதுமாரி ரெண்டு காயில் இப்படி செய்யலாம் குக் பண்ணோம் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணோம் ஏன்னா இது கொஞ்சம் உள்ளே மைதாலாம் வேகணும் திருப்பி விடுங்க லைட்டாக லைட்டாக மேலே சுற்றி எண்ணெய் விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌனில் வேகணும் அது வரைக்கும் ஸ்லோவாக வேக வைங்க ஹை ஃப்ளேமில் வந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும் உள்ளெல்லாம் வந்து வேகாமல் அப்படியே மாவு அப்படியே இருக்கும் வேகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த நம்ம அந்த நம்ம இந்தியா ஸ்டைல் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் வந்து இதில் அந்த நூல் நூலாக வரும் இல்லையா அந்த ப அந்த மெத்தட் வந்து இதில் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன் இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தமாரி குக் பண்ணிங்க உப்பு கம்மியாக இருக்குது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கொதி வர வரைக்கும் கொதிட்டோம் ஆக்சுவலாக குக் ஆகிடுச்சு இது அந்த ஒரு கொதி வந்தோடனே இறக்கி பண்ணி இப்போ போட்ட மசாலாலாம் குக் ஆகணும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் இது ஃபைவ் மினிட்ஸும் ரெடி ஆகிடும் நல்லி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் பரோட்டாவுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுருக்கேன் நார்மலாக ரைஸ்க்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரையாகவே செஞ்சுக்கலாம் இன்னும் இன்னும் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் எண்ணெய் இதுமாதிரி லூஸ் விட்டாலே மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துங்க கறி லீஃப் இந்தமாரி ஸ்மேஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போதே போடுங்க கறி நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும் ஒரு நைஸ் அரோமா அந்த கறி அரோமா கறி லீஃபோட ஃப்ரெக்னன்ஸ் வந்து கிரேவிக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகிருக்குன்னு இந்த அளவுக்கு தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இது வந்து கரோட்டா பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு இது பாருங்கள் நூல் நூலாக தெரியுதா பாருங்கள் நூல் நூலாக சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் நல்லியும் ரெடி ஆகி சூப்பராக இருக்கார் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் அம்மா அருமையாக இருக்குது சேம காம்பினேஷனில் parotta with nalli friends try பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் தௌசண்ட் வீவர்ஸ் கிடச்சிட்டாங்க இது குட் ரிசல்ட் தான் within a two months support பண்ணல சப்போர்ட் தேங்க்யூ வெரி மச்